அனைவருக்கும் வணக்கம் bank Nifty future one minute chart பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி டைம் பார்த்தீங்கன்னா nine sixteen AM so market open ஆகிட்டு ஒரு ஒன் மினிட் ஆயிருக்கு market positive opening previous day closing அப்போ பைக் கால் வந்தபடி ஃபினிஷ் ஆயிருக்கு அதனால் எனக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுது இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் எப்போ டவுன் சைடு வருதோ அப்போ தான் நமக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ நமக்கு எப்பயுமே இது வந்து ஆப்போசிட் கால்ஸ் மட்டும் தான் வரும் ஸோ கரண்ட்டில் பைக் கால்னால் நெக்ஸ்ட் வந்தால் செல் கால் தான் வரும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ நமக்கு வந்து செல் கால் ஜென்ரேட் ஆகுதுன்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்படியே அந்த பையிங் மொமெண்டம்லேயே இருந்துச்சு thirty four thousand hundred range வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் பாருங்கள் ஒரு சடனாக ஒரு பெரிய கேண்டில் டவுன் சைட் அந்த டவுன் சைடில் நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட் நடக்குது ஸோ இந்த சார்ட் இந்த மாதிரி கேண்டலினுடைய மூமெண்ட்டை நுணுக்கமாக அனலைஸ் பண்ணோம் டெக்னிக்கலாக ஸோ இந்த டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணையில் நமக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும் போது டக்குன்னு நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் மாறிச்சா அப்படின்றத நமக்கு அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து சொல்லும் மார்க்கெட் ட்ரெண்டு மாறும்போது கேண்டில் கலரும் சேஞ்ச் ஆயிரும் அடுத்து என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலாம்னு கம்ப்ளீட்டான டீட்டெயிலும் கிடைக்கும் இப்போ நமக்கு ஒரு செல் கால் வந்திருக்கு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூவில் செல் பண்ணலாம் அந்த ரெட் கலர் இருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் இருக்குல்ல அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன் கீழே இருக்க red colour lines target line மேலே இருக்க லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி stop loss line first target பார்த்தீங்கன்னா thirty three thousand nine hundred and seventeen இருக்குது ஒரு எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த eighty five point break out கிடைக்குதா அப்படின்றத தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் இப்போ தாராளமாக என்ட்ரி எடுத்துக்க முடியும் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் சிக்ஸ்டீன் ஆகுது நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட இல்லை நமக்கு அதுக்குள்ளே first target range break out வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு நமக்கு கிடைச்ச ஒரு ஃபஸ்ட்டு ஒரு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஃபார்ட்டி மேலே ஆகுது நமக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆனதுனால ஒரு பைக் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு பை கால் வந்திருக்குன்றனால க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at thirty four thousand thirty எயிட்னு வந்திருக்கு ஸோ இப்போ நமக்கு மேலே ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா thirty four thousand hundred and twenty three so அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் நல்ல ஒரு பையிங் டென் பையிங் மொமெண்டம் இருந்ததுனால அதுக்கப்புறம் மார்க்கெட் தொடர்ந்து நல்லா ரைஸ் ஆகி ஃபஸ்ட் டார்கெட் அதுக்கப்புறம் second target range break out வந்து கொடுத்துச்சு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ